சிவம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என் ஊரில் இருக்கிற ஆலயங்கள் பற்றி பேச போகிறேன் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் நகராட்சி தான் எங்கள் ஊர் இங்கே உள்ள நடராஜர் கோவிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் உலக புகழ் பெற்றவை சித் ப்ளஸ் அம்பரம் அப்படின்னு பிரிஞ்சு சித் அப்படின்னா ஞானம் அம்பரம் அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு சிதம்பரம் அப்படின்னு எங்கள் ஊர் பேர் வந்தது திருச்சிற்றம்பலம் சோழபுரம் தில்லை மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததுனால தில்லை அம்பலம் அப்படின்னும் சொல்லப்பட்டது ஹிந்து மதத்தில் சைவர்கள் வைணவர்கள்னு இரண்டு பிரிவினர் இருக்காங்க சைவர்களோட கடவுள் சிவபெருமான் இங்கே நடராஜர் உருவமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வைணவர்களோட கடவுள் கோவிந்தராஜ பெருமாளும் புண்டரீகவல்லி தாயாரும் இதே கோவிலில் இருக்காங்க அதனால் சர்வ சமயமும் போற்ற கோவிலாக இந்த கோவில் இருக்குது நடராஜரோட நடனத்தை பார்க்க புலிக்கால் முனிவரான வியாகரபாதர் திருமூலர் அவங்கெல்லாம் இந்த கோவிலில் வந்து வழிபட்டிருக்காங்க அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற நால்வராலும் பாடப்பட்ட தலம் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய கோவிலாக சொல்லப்படுது மூலவர் திருமூலநாதர் அவரை பொன்னம்பலநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க உற்சவர் தான் இந்த நடராஜர் நவலிங்கமா சன்னதியில் காட்சியளிக்கிறாரு தாயார் சிவகாமி அம்மன் இந்த கோவிலோட ஸ்தல விக்ஷம் தில்லை மரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இங்கே பத்து தீர்த்தங்கள் இருக்குது பரமானந்த கோபம் வியாக்கிரபாத தீர்த்தம் அனந்த தீர்த்தம் நாகச்சேரி பிரம்ம தீர்த்தம் சிவப்பிரியை புலிமேடு குய்ய தீர்த்தம் திருப்பார்கடல் இந்த மாதிரி பத்து தீர்த்தங்கள் இருக்குது பஞ்சபூதங்களில் ஆகாய ஸ்தலமாக சிதம்பரம் விளங்குகிறது இங்கே இருக்கிற லிங்கம் ஆகாய லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம் காஞ்சிபுரம் பிருத்விலிங்கம் காற்று திருக்காலத்தி வாயுலிங்கம் நெருப்பு திருவண்ணாமலை ஜோதிலிங்கம் நீர் திருச்சி ஜம்புலிங்கம் இங்கே திருநீலகண்ட நாயனோட நாயனார் அவதார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற மராமத்து பணிகள் மானியம் வழங்குகிற பணிகள் இதையெல்லாம் சோழர் பல்லவர் விஜயநகர அரசர்கள் இவங்கெல்லாம் பண்ணாங்க இங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சு பாடல்கள் இந்த ஊரை பற்றி எழுது எழுதப்பட்டிருக்கு இந்த ஊ இந்த கோவிலோட பரப்பளவு நாற்பது ஏக்கர் இருக்குது நாலு திசையில் நாலு பெரிய கோபுரங்களும் ஐந்து சபையும் இருக்குது கிழக்கு வாசலில் நூற்றி எட்டு பரத சிற்பங்கள் மூல மூலவரோட சிலை இருக்குது இங்கே முதலாம் பராந்தக சோழன் பொற்கூரை கட்டினார் அதனால் இதை பொன்னம்பலம் கனகசபை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னா நவகிரக சன்னதி பதஞ்சலிக்காக ஒரு தனி சன்னதி ஐயப்பன் சன்னதி காமதேனு சன்னதி சிவகாமியம்மன் சன்னதி பாண்டிய நாயகர் அதாவது முருகன் வள்ளிதேவி தேவியானையோடு இருக்கிற ஒரு கோவிலும் இங்கே இருக்குது பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த உலகம் வந்து ஒரு சின்ன ஒரு பால்லேருந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி தான் நம்மளுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய இன்டென்சிட்டி இருக்குது அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அது வெடித்து தான் இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எப்படி நம்ம நடராஜரோட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாமல் நடராஜர் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கார் வலதுபுற வலது வலதுபுறம் இருக்கிற மேல் கையில் உடுக்கை இந்த உடுக்கை என்ன சொல்லுது அப்படின்னா உலகம் ஒளியின் மூலம்தான் துவங்கியது அப்படின்னு சொல்லுது இடதுபுறத்தில் ஒரு மேல் கை இருக்குது அது நெருப்பு வளையமாக இருக்கிறதுனால எந்த நேரமும் அழிவு நிச்சயம் அப்படிங்கிறது சொல்லுது வலது புறத்தில் இருக்கிற கீழ்கை காப்பாற்றுவது பற்றி சொல்லுது இடது புறத்தில் இருக்கிற கீழ்கை உயர்த்தி இருக்கும் காலை காட்டினதுனால அடைக்கலம் புகுவோருக்கான இடத்தை அது சொல்லுது ஸோ இது ஃபிசிக்ஸில் இருக்கிற ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த விதிகளோடு ஒத்துப்போகுது உலகத்திலேயே மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான ஜெனிவாவில் இருக்கிற C E R N European organisation for nuclear research இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நடராஜரோட சிலையை பார்த்து தன்னோட ஆராய்ச்சிகளுக்கான சிறந்த இடமாக இதை வந்து நினைக்கிறாங்க மனிதரோட உடலை தான் நம்ம கோவில்னு நினைக்கிறோம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் அப்படின்னு அஞ்சு லேயர்ஸ் இருக்குது இதே மாதிரி இந்த கோவிலில் அஞ்சு பிரகாரங்கள் இருக்குது இதயம் இடது பக்கம் இருக்கிறது மாதிரி மூலவர் இருக்கும் கருவறை கோயிலோட நடுப்புள்ளியில் இல்லாமல் இடது பக்கத்தில் இருக்குது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நுரை நுரையீரலில் மூச்சு விடுற மாதிரி இங்கே அதே இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு கூரை ஓடுகள் கருவறை மேலே வேயப்பட்டிருக்கு எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் போல எழுபத்தி இரண்டாயிரம் ஆணியால் அறையப்பட்டிருக்கு இதய துடிப்பை நடராஜரோட நடனம்னு உருவகமாக சொல்லலாம் நாலு ராஜகோபுரம் ஏழு நிலைகள் தொண்ணூறு அடி நீளம் அறுபது அடி அகலம் நூற்றி முப்பத்தஞ்சு அடி உயரமும் இருக்குது இதோட வாசல் மட்டுமே நாற்பது அடி உயரத்தில் இருக்குது இங்கே ஆயிரம் கால் மண்டபம் விஜயநகரம் கீழே இருக்கிற நாயக்க மன்னர்கள் இருக்கா இருக்காங்க இல்லையா அவங்க கட்டினதாக பெயர் பெற்றது இங்கே திருமூலநாதர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் இங்கே வந்து விநாயகர் கோவில் முக்குருணி விநாயகர் திருமுறை காட்டிய விநாயகர் பொல்லா பிள்ளையார் வல்லப கணபதி மோகன கணபதி கற்பக கணபதி நர்த்தன கணபதி திருமூல கணபதி அப்படின்னு நிறைய விநாயகர் சன்னதிகள் இருக்குது இந்த கோவிலில் உள்ள இருபத்தி எட்டு தூண்களும் இருபத்தி எட்டு ஆகம விதிகளையும் இருபத்தி எட்டு சிவ வழிபாட்டு முறைகளையும் குறிக்கிது இந்த தூண் மேல அறுபத்தி நாலு மேற்பலகைகள் இருக்கு அது அறுபத்தி நாலு ஆயர்கலைகளை குறிக்குது நாலு தூண்கள் கனகசபையில் இருக்கு அது நாலு வேதங்களை குறிக்குது இங்கே ஒரு பஞ்சாட்சர படி இருக்கு அது என்ன அப்படின்னா சிவாய நம இங்கே ஐந்து சபைகள் இருக்குது சித் சபை கனகசபை நடன சபை தேவசபை மற்றும் ராஜசபை இந்த பொற்கூரை மேலே ஒம்பது கலசங்களும் நவசக்திகளை குறிக்குது அர்த்த மண்டபம்க்கு பக்கத்தில் ஆறு தூண்கள் இருக்குது அது ஆறு சாஸ்திரங்களை குறிக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களை குறிக்குது ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை ஆணி திருமஞ்சனமும் ஆருத்ரா நடை தரிசனமும் நடைபெறுது இங்கே ஆறு நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் மார்கழி திருவாதிரை மாசி சதுர்த்தசி திதி சித்திரை திருவோணம் ஆணி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி திதி புரட்டாசி சதுர்த்தசி திதி இதில் மார்கழி திருவாதிரையும் ஆணி உத்திரமும் வரும்போது தான் இந்த தேர் திருவிழா கொண்டாடப்படுது இங்கே அஞ்சு நாட்கள் சிவராத்திரி அன்னைக்கிலேருந்து தொடங்கி ஐந்து நாட்கள் நாட்டியாஞ்சலி அப்படிங்கிற நடன அஞ்சலி திருவிழா நடைபெறும் இங்கே உலகத்தில் இருக்கிற பல்வேறு நடன கலை க கலைஞர்களும் இந்த கோவிலுக்கு வந்து தங்களோட நடனத்தை அர்ப்பணிப்பாங்க இந்த வைபவம் நடக்கும்போது இறைவன் பிச்சை ஏற்பவனாக நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிப்பார் இதற்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது அதாவது தாருக வனம் அப்படிங்கிற வனத்தில் முனிவர்கள் எல்லாருமே தங்களோட குடும்பத்தோட தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களோட தவ வலிமையை சோதிக்கிறதுக்காக இறைவன் பிச்சாடனராக அதாவது ஆடை இல்லாத ஒரு ஆண்டியாக உருவெடுத்து அந்த முனிவர்கள் முன்னாடி போய் நின்னார் அப்போது அவரோட அழகில் மதி மதிமயங்கி முனிவர்கள் எல்லாரும் அவர் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க இதே நேரத்தில் மோகினி அவதாரத்தில் திருமாலோட அழகில் மூழ்கி முனிவர்கள் எல்லாம் தன்னோட தவச்செயலை விட்டுட்டு அவள் பின்னாடி போகிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது தங்க எல் எல்லாருமே தங்களோட அற வழியை தவறி தங்களோட தவ வலிமை எல்லாத்தையும் இழந்துட்டதாக அவங்க நினைக்கிறாங்க இதனால் அவங்க பிச்சாடனரை தண்டிக்க நினைக்கிறாங்க அவரை அழிக்க நினச்சி ஆபிசார வேள்வி அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க அதுலேருந்து சிங்கம் புலி யானை பாம்பு முயலகன் இவங்களை எல்லாம் ஏவி விடுறாங்க அதில் அதை எல்லாத்தையுமே சிவ சிவபெருமான் அன் பாம்பை அணிகலனாக மாற்றிடுறார் தோள்கள் எல்லாத்தையும் ஆடையாக்கிடுறார் அப்புறம் முயலகனை தன்னோட திருவடி கீழே மிதிப்பட வச்சு ஆணவத்தை அழிக்கிறார் இந்த பிச்சாண்டவர் இடக்கால ஊன்றி வலக்கால வளைத்து நடந்து போவார் இவரோட முன்கையில் அருகம்புல்லால் மானை ஈர்த்து பின் இடக்கரத்தில் உடுக்கை இன்னொன்றத்தில் பாம்பும் தெரிசூலமும் வச்சுருப்பாரு முன் இடக்கரத்தில் கபாலம் அதாவது பிச்சை எடுக்கிற பாத்திரத்தை வச்சுருப்பார் பாம்ப ஆடையாகவும் நெற்றி பட்டமும் முன் மூணு கண்ணும் உடையவராக இருப்பார் தன்னோட ஜடாமுடியை எடுத்து தலையில் அணிஞ்சு வலக்காலில் வீரக்கழலை வச்சுருப்பார் வேதங்கள் எல்லாத்தையும் பாதுகையாக அணிஞ்சிருப்பார் இந்த பிச்சாண்டவரோட உருவம் ஐந்தொழில குறிக்குது இதில் அவர் கையில் இருக்கிற உடுக்கையிலேருந்து வர ஒலி உலகத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஒலியை அது குறிக்குது திரிசூலம் அப்படிங்கிறது அழித்தல் தொழிலையும் மானுக்கு புல்லளிக்கிறது அருள் புரியறதையும் குண்டோதரனை அடக்கியாளுதல் அப்படிங்கிறது மறைத்தல் தொழிலையும் கபாலம் ஏந்துதல் அப்படிங்கிறது காத்தல் தொழிலையும் உணர்த்துது இதுக்கப்புறம் இங்கே நடைபெற ஒரு முக்கியமான வைபவம் என்ன அப்படின்னா சிதம்பர ரகசியம் சபாநாயகரான நடராஜர் தன்னோட வலது பக்கத்தில் ஒரு சின்ன வாசல் வச்சிருப்பாரு அங்கே இருக்கிற ஒரு திரை அகற்றப்பட்டு அங்கே தீபாராதனை காட்டப்படும் இங்கே உருவமாக இல்லாமல் தங்கத்தால் ஆன வில்வதள மாலை தொங்கவிடப்பட்டிருக்கும் அத் அதிலிருந்து நமக்கு இறைவன் ஆகாய உறவில் உருவத்தில் இங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் ஆகாயம் அப்படிங்கிறது ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கிறதுனால இவரை இங்கே ஆகாய மார்க்கத்தில் வழிபடுறாங்க இங்கு ஆறு கால பூஜை நடக்கும் காலை சந்தி இரண்டாம் காலம் உச்சிக்காலம் சாயங்காலம் ரகசிய பூஜை காலம் அர்த்த ஜாமம் இதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஆறு அபிஷேகம் நடக்கும் இது நால்வர்களும் ஆழ்வார்களும் பாடிய தலம் பக்தி இலக்கியத்திலையும் சங்க இலக்கியத்தையும் சிதம்பரத்தை பற்றி பு புகழ்ந்து பாடியிருக்காங்க சோழ மன்னர்கள் இங்கே பணிபுரிஞ்சிருக்காங்க தேவாரம் திருவாசகம் போன்ற பல நூல்களில் சிதம்பரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இது தமிழக அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தான் அறநிலையத்துறை கீழே கொண்டு வரப்பட்டது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் தான் மே மாதம் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ யாகசாலையிலேருந்து ஒரு கடம் எடுத்துகிட்டு வந்து சித்சபை ராஜசபை ஆயிரங்கால் மண்டபம் நாலு ராஜகோபுரம் இது எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் தீபாராதனையும் தெருவடைத்தானும் நடந்தது இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கோவில் என்ன அப்படின்னா குகை நமச்சிவாயர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே சிவபெருமான் நந்தி உருவத்தில் சிவலிங்கமாகவும் நடராஜராகவும் கோவில் கொண்டுள்ளார் அதுக்கப்புறம் தில்லை காளியம்மன் கோவில் இருக்குது இங்கே அங்கே காளி வந்து தன்னோட ப பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க இதுக்கப்புறம் இங்கே இரு இளமையாக்கினார் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது இங்கே தை விசாகம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் திருநீலகண்டர் அப்படியும் அப்படின்னு ஒரு பக்தர் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இவருக்கு யோகி வடிவில் சிவபெருமான் ஓடு கொடுப்பாரு தீர்த்தக்கரையில் சத்தியம் கேட்குற வைபவம் இது எப்போவுமே நடக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னா திருநீலகண்டர் சிவபெருமானோட பக்தர் இவர் தன்னோட மனைவி ரத்னா சிலை அப்படின்னு ஒருத்தவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் அவர் வேறு ஒரு பெண்கள் பெண்ணோட பழகினதுனால தன்னோட மனைவி தன்னை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவர் தன் பல காலம் மனைவியை தொடாமல் சிவபக்தியிலே ஈடுபட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிவபெருமான் ஒரு பக்தர் அதாவது ஒரு அடியார வேஷம் போட்டுக்கிட்டு திருநீலகண்டர் வீட்டுக்கு வந்து இது என்னோட திருவோடு இது ரொம்ப விலை மதிப்பு விலை மதிப்பு மிக்கது அதனால் நான் காசிக்கு போயிட்டு வர வரைக்கும் இதை நீ வச்சுக்கோ நான் வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்போது திரும்ப வந்து பார்த்த உடனே தன் கிட்ட இருக்கிற திருவோட திரும்ப கொடு அப்படின்னு கேட்குறாரு திருநிலகண்டர் அதை உள்ளே போய் தேடுறாரு அங்கே போய் தேடியும் அது கிடைக்கல அது தொலைந்தே போய் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சிவபெருமான் அதை ஏற்றுக்கலை நீ என்னை நீ உன் மனைவியோடு சேர்ந்து ஒரு குளத்தில் முழுகி உன்கிட்ட அந்த திருவோடு இல்லை அப்படிங்கிறத நீ சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் திருநீலகண்டருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப நாளாகவே தகராறாக இருக்குது அவங்க கூட அவர் சேர்ந்து வாழாமல் தான் இருக்கார் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம ஒரு குச்சியை எடுத்து அவரோட மனைவி கிட்ட கொடுத்து இதை நீ இது இதை நீ பிடி பிடிச்சிக்கோ இன்னொரு பக்கத்தை நான் பிடிச்சிக்கிறேன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து தண்ணியில் மூழ்கி அந்த திருவோடு நாம் எடுக்கலை அது தொலைந்து போய்விட்டது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு குளத்தில் முழுகிறாரு அப்படி முழுகும்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா இளமை திரும்ப கிடச்சிடுது அப்போ சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உம் உமையாம்பிகையோட காட்சி கொடுக்குறாரு அவங்களோட இளமையும் திருப்பி கொடுத்து நீங்கள் இரண்டு பேரும் இனிமேல் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு அருள் புரியறாரு அதனால் தம்பதிகள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தால் தங்களோட வாழ்வில் திரும்பவும் இளமை திரும்ப வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கூடும் அப்படின்னு நம்புகிறாங்க அப் இப்பேற்பட்ட பெருமை மிக்க இளமையாக்கினார் கோவில் அமைந்துள்ள இடமும் சிதம்பரத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு சன்னதியும் இருக்குது அது என்ன அப்படின்னா பக்தர் ஒருவர் என்ன பண்ணார் அப்படின்னா சிவன் கோவிலில் டெய்லி விளக்கேற்றிட்டு இருந்தார் அவரை சோதிக்கணும்னு நினச்ச நினச்சதுனால சிவபெருமான் தன்னோட பக்தியை வந்து சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது அவருக்கு வறுமையை கொடுத்துட்றாரு அந்த வறுமையால் தன்னோட சொத்தை விற்று பணம் வாங்குறாரு அப்போது அவருக்கு வந்து திரிவாங்க கூட காசு இல்லை இருந்தாலும் அவர் அந்த விளக்கேற்ற வேலையை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் காசே இல்லாத போது கணம்புல் அப்படின்னு ஒரு புல் இருக்கும் அந்த புல்லை திரியாக்கி அவர் வழிபட ஆரம்பித்தார் அந்த பக்தியை பார்த்து மெச்சிய சிவபெருமான் அவரை கணம்புள்ளார் அப்படின்னு சொல்லி அவரை நாயன்மார்களில் ஒருவரில் சே ஒருவராக சேர்த்துக்கிட்டார் இப்பேற்பட்ட பெருமையும் கொடுத்து அந்த கோவிலில் அவருக்கு ஒரு சன்னதியும் கொடுத்துருக்காங்க இதே கோவிலில் முருகன் சன்னதி அம்பிகை சன்னதி என எல்லா சன்னதிகளும் இங்கே இருக்குது நவகிரக சன்னதியும் நந்தி சன்னதியும் கூட இருக்குது அடுத்த பதிவில் நான் என் ஊரை பற்றி இன்னும் சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி